வணக்கம் crude oil one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து ஜூலை டுவெண்ட்டி எய்த் நமக்கு இப்போ மார்க்கெட்டில் ஒரு செல் கால் வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஆக்சுவலி இந்த செல் கால் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்ல ஜென்ரேட் ஆச்சு எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோவில் இந்த செல் கால்னுடைய டீட்டெயில் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நாங்கள் ஷோ பண்ணுறோம் நம்ம எவ்ரிடே ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ்டாக பண்ணுறது ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் வருது அப்படின்றதான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் நமக்கு இப்போ டைம் பாருங்கள் ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆக போகுது மார்னிங்லேருந்து இப்போ ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செல் கால் தான் மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு eight thousand range break out ஆச்சு ஸோ எயிட் தௌசண்ட்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரவுண்டான ரேஞ்ச் மாதிரி எவ்ரிடே இந்த ரேஞ்சை சுற்றி தான் மார்க்கெட் ட்ரேடிங்கும் போது அது பிரேக் அவுட் ஆனதுனால மார்க்கெட் நல்லா டவுனில் போயிட்டு இப்போ ஒரு ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட் அப்புறம் ரெக்கவரி நமக்கு எவ்ரிடே பாருங்கள் என்னமோ தெரில இந்த ஒன் தேர்ட்டி யூரோப்பியன் மார்க்கெட் இந்த டைமிங்க்கு அப்புறமே கால் வந்து கிடைக்குது நம்ம ஆனால் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு டுவெல் பிஎம்லேருந்தே பார்த்துட்டு வர்றோம் பட் ஆனால் அந்த ஒன் தேர்ட்டி தான் நமக்கு மே சேஞ்ச் ஓவராக இருக்குது ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த ஒன் தேர்ட்டின்றது ஒன்றுமே இல்லை யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு நேரம் ஃபாரின் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது கமாடிட்டி மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்டோட கனெக்ட் ஆயிருக்கனால நமக்கு எப்போல்லாம் அந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அப்போல்லாம் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அது சேஞ்ச் ஆகிற சமயம் பார்த்து நமக்கு காலும் வந்து ஜென்ரேட் ஆகுது இப்படி கிடைக்கிற கால் பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூமாக இருக்குது நல்ல வாலட்டைல் இருக்குது மூவ்மெண்ட் இருக்குது ரீச் இருக்குது இது எல்லாமே இருக்கிறதுனால மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கிற காலும் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படி தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த டயத்தில் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிடைச்ச பைக்கால் ஃபஸ்ட் டாரட்டாக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு செவன் நைன் ஃபிஃப்டி எயிட்டில் வந்த பைக்கால் செவன் நைன் செவன்ட்டி எயிட் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சுட்டு இதில் வர ட்ரெண்டை மட்டும் பார்த்து உங்களால் ட்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ